வணக்கம் நான் வெங்கடேஸ்வரன் இன்னைக்கு நம்ம ஆன்டி ஐலேண்டிங் ப்ரொடெக்ஷன் பற்றி பேச போகிறோம் இந்த ஆன்டி ஐலேண்டிங் ப்ரொடெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அதை வந்து கிரிட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிரிட்டை சோலார் இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த இன்வெர்டரில் ஆன்டி ஐலேண்டிங் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் அப்படின்ற சர்க்கியூட் இருக்கும் இந்த சர்க்கியூட் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபியில் e பவர் இல்லாத நேரத்தில் உங்கள் ஏரியா பூரா பவர் இருக்காது ஆனால் சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் மட்டும் பவர் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து ஐலாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் வீட்டில் பவர் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் வீடு வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும் சுற்றி இருக்கிற ஏரியாவில் பவர் இருக்காது இந்த மாதிரி கேஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற எக்ஸஸ் பவர் வந்து இபி லைனில் பாஸ் ஆகும் இந்த இபி லைனில் பாஸ் ஆகும்போது அங்கே யாராவது ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாக போயிடும் இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஆன்டி ஐலாண்டிங் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் அப்படின்ற சர்க்கியூட் இருக்குது இந்த சர்க்கியூட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவியில் e பவர் இல்லாத நேரத்தில் உங்கள் வீட்லேயும் பவர் இல்லாமல் கட் பண்ணிவிடும் அதாவது சோலார் பேனல் ப்ரொடியூஸ் பண்ணுற பவரை வந்து கட் பண்ணிவிடும் அதனால் உங்கள் வீட்டுக்கு வந்து பவர் வந்து சேராது ஸோ உங்கள் வீட்லேயும் பவர் இல்லை உங்கள் ஏரியாலையும் பவர் இல்லை அப்போ வந்து அங்கே இபியில் e வேலை செஞ்சிட்டு இருக்க அதாவது இபி e லைனில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒர்க்கரோட லைஃப் வந்து சேவ் பண்ணப்படுது உங்கள் வீடும் வந்து ஒரு ஐலேண்ட் மாதிரி ஆகிறது தடுக்கப்படுது இதை தான் வந்து ஆன்டி ஐலேண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள் இதை தவிர இந்த டாப்பிக்கில் அதாவது சோலார் டாப்பிக்கில் நான் வேறு ஏதாவது வீடியோஸ் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பரிச்சோலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ